அழுத்தம் அழுத்தம் அழுத்தம் மன அழுத்தமா ஆமாம் எங்கே பார்த்தாலும் இதே வார்த்தை தான் நீங்களும் அப்படி மன அழுத்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா எப்படியெல்லாம் வாழணும் நான் விரும்பிய மாதிரி வாழ்க்கை அமையலை அதற்கு நேர் எதிர்மறையாக தான் என் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் நடக்கு அப்படின்னு மனம் பாரமாக இருக்கா ம் அதிக வருத்தம்னா உடனே மன அழுத்தமாக வாங்க உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அதை நிவர்த்தி செய்ய என்ன வழி என்பதை பார்ப்போமா ஏனுங்க நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை இந்த நிமிடம் போல் அடுத்த நிமிடம் இல்லை ஒவ்வொரு வினாடியும் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே செல்கிறது ஏனுங்க ஒவ்வொரு வினாடியும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா அதை மொத புரிஞ்சுக்கங்க இந்த பிரபஞ்சம் முதல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை எல்லாமே மாறுதுங்க மாற்ற இயல்பு புரிஞ்சுக்கங்க இந்த இயல்பான மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனால் நம்ம மனம் இருக்கே அப்பா அது எதை நினைக்குதோ அதை மட்டும்தாங்க பிடிச்சிக்கிட்டு தொங்குது புரிஞ்சுக்கோ நடக்கவே நடக்காததை மாற்றவே முடியாததை உங்கள் விருப்பப்படி மாறணும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டா ஐயோ என் மன அழுத்தம் அதிகமாயிருச்சேன்னு புலம்புறீங்க ம் ஏனுங்க மண் தங்கமாக மாறணும் இரும்பு வெள்ளியாக மாறணும் கருப்பு வெள்ளையாக மாறணும் இது எதுவுமே நான் நினச்சபடி நடக்கலை அதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாயிருச்சின்னு சாப்பிட முடியலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தங்க எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு மாறணும்னு நினச்சா ஹேய் எப்படி மாறும் யோசிச்சு பாரு மாறுமா இருப்பதை இருப்பது மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க தாங்க இந்த மன அழுத்தம் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இதனால் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரே வழி புரியணுங்க புரியணும் ஆமாம் என்ன புரியணும் மாற்றவே முடியாததை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னு புரியணும் ஆமாம் ஏனுங்க இது மாறாது இது இப்படித்தான் இருக்கும் இதை அப்படியே நான் ஏற்றுக்கிடுவேங்க இதனால் எனக்கு என்ன இழப்பு எப்படின்னு சொல்லி வாழ்க்கைய அது போக்கில் வாழுங்க அப்படி நீங்கள் வாழ்வதற்கு பழகிட்டா மன அழுத்தமாவது ஒன்றாவது ஒன்றும் கிடையாதுங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கும் புரிய வைப்பீங்க ஆமாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைப்பீங்க ஆமாங்க இனிமே மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆமாம் நன்றி தன்னம்பிக்கையோடு பிரகாசிப்போம் வாழ்க வள ஏனுங்க வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சிச்சாங்க ப்ளீஸ்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி